hi students welcome back to channel தமிழகத்தில் படிக்கக்கூடிய பன்னெண்டாம் மாணவர்களுக்கு பொதுத்தொழில் ரத்து அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் சாங்கான ஒரு அப்டேட்டும் உடன் கூட தெரியும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி எனக்குமே தெரியும் நினைக்கிறேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரெண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழக பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தொழில் தான் ஸோ எல்லா நியூஸ்லையுமே போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இது வந்து மாணவர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நெகட்டிவ் நியூஸ் தான் போய் போய் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க சொன்னீங்க பட் uh, இப்போ லாஸ்ட் ஒன் ஹவராக பார்த்தீங்கன்னா புது தெரு வேண்டாம் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே மாநிலம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் குறிப்பாக வந்து கட்சி தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது வேணாம் அப்படின்றது வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் லைவ்லேயே வந்து தன்னோட கருத்துக்கள் மாணவர்களை படுகிறாங்க நூற்றில் தொண்ணூறு ஸ்டூடெண்ட்ஸ் வேணான்றாங்க தான் கால் பண்ணியிருக்காங்க ஸோ மீதி ஒரு பத்து பேரோ இல்லை அஞ்சு பேர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி e போட்டு ரத்து பண்ணுறது மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வழக்கு போகிறதுக்கு ரெடி தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த பொதுத்துறை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பெரிய பெரிய கட்சித் தலைவர்கள்லாம் தான் ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டுரும் அப்படின்ற மாதிரி இப்போ தமிழகத்துக்கு செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் உச்ச நீதிமன்றம் தரப்புலேருந்து நீங்கள் ரத்து பண்ணாலும் நீங்கள் நல்லா தான் நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு மாதிரி இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி பொறுத்து ரத்து அப்படின்றது வந்து நீங்கள் ஆன்லி ஆலோசனை முடிவு நாளைக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அப்டேட் நீங்கள் உடன் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம புதுசாக ஒரு ஸ்டோரி மோடில் உள்ள spin off series episodes movies அதான் இப்போ நம்ம full and full Tamil explain போட்டிருக்கோம் அந்த வருஷத்தில் நம்ம சின்சான உள்ள இளவரசர் நியூஸ் கேவோட ஃபஸ்ட் சீரிஸ் கூட போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மறக்காம போய் பார்த்து பண்ணுவோம் உங்களுக்கு உங்களிடம் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்